வேண்டாமா என்ற என்ற கேள்விக்கு வந்து இல்ல மக்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை புரியவர்களுக்கு புரிஞ்ச புரிஞ்சா போதும் என்ற அந்த இடத்துல வந்து அவர் பேசுறாரு அதே மாதிரி தான் அந்த பிரஸ் கான்பரன்ஸ் நடக்கிறது அதன் பிறகு அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல கூட கேட்கறதுக்கு அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையில இந்த மாதிரி இன்டர்வியூ வந்திருக்கு அதை எடுத்து படிங்க Raja explain it very clearly what the two G is there is no scam there அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு அது பிடிஆர் அப்படி பண்ண மாட்டார் பிடிஆர் வந்து ஒரு பொது புரிதலுக்காக ஆங்கிலத்து தமிழ்ல அவருக்கு இன்னும் பேச வர மாட்டேங்குது ஒழுங்கா ஆங்கிலத்தில் வந்து மிக தெளிவாக பேசி ஏறத்தாழ இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸை விட இந்த அளவுக்கு இல்ல ஃபைனான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸை விட இந்த அளவுக்கு ஒரு ஒரு மாஸ் அப்பீல் இருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார் அது இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரிஞ்சவர்கள் அப்போ இந்த ஆங்கிலம் தெரிஞ்ச இந்தியாவினுடைய மிடில் கிளாஸ் தான் ஏறத்தாழ இந்த அஜெண்டா செட்டிங்ன்றது ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அது அது அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாத நபர்களுக்கு இல்லை என்றால் பாக்கிற நபர்களுக்கு எடுத்து கூறக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து யார் பண்றாரு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் மிடில் கிளாஸ் தான் செய்து கொண்டிருக்கிறது